பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களுக்குள் ஒருவராவார் இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சடி செய்வனாக அமைந்துள்ளது இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் சுவாமி விவேகானந்தர் அவரின் பொன்மொழிகள் சிலவற்றை இனி காணலாம் எந்த கணமும் மாறுதல்களை ஏற்க நீ தயாராகாத வரை ஒருபோதும் உன்னால் உண்மையை காண முடியாது தனக்குத்தானே அமைத்து கொள்ளும் விதிகளைத் தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்படுவன் அல்ல உனக்கு தேவையான எல்லாம் வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன எப்போதும் பொறாமையை விளக்குங்கள் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள் லட்சியத்திலிருந்து ஆயிரம் தடவை வலிக்கு விழுந்தாலும் லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள் லட்சியத்தை அடைய ஆயிரம் தடவை முயலுங்கள் அந்த ஆயிரம் தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் பொய் சொல்லி தப்பிக்காது உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது